இன்னைக்கு வந்து ஃபோர்டீன்த் லெசன் சதுர்தச பாட்டக சம்ஸ்கிருத சபா சம்ஸ்கிருதஸ்ய சபா சம்ஸ்கிருத சபா அதாவது நம்ம படிக்கிற இந்த சித்தூர் எக்ஸாம் படிக்கிறோம் இல்லையா அந்த சித்தூர் பத்தின ஒரு ஒரு குட்டி ஒரு பாடம் இது சரியா படிக்கிறீங்களா இதம் சம்ஸ்கிருத சபா பவனம் இது சம்ஸ்கிருதத்தினுடைய சம்ஸ்கிருத சபா பவனம் அப்படின்னா சபாங்கிறது சபா பவனம்ங்கிறது பில்டிங் இது வந்து சம்ஸ்கிருத சபா பவனம் ஓகேவா சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரிணி சபா ஆந்திர தேசே சித்தூர் மண்டலே திருப்பதி சமீபே ஏற்ப ஏர்போர்ட் நாமக்கே கிராமே எர்பேடு நாமக்கே எர்பேடு கிராமே கதி பையைகி क- कतिपयैः पण्डित पण्डितवर्यैः स्थापितासीत् ஆஹ் स्थापिता- சம்ஸ்கிருத பாஷா ஆஹ் ஸ்தாபிதா ஆசீத் சோ சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரிணி சபா இப்போ இந்த சித்தூர் பரீட்சை எழுதுறா இல்லையா அதனுடைய பேர் என்னன்னா அந்த சபையினுடைய பேர் என்னன்னா சம்ஸ்கிருத பாஷா சம்ஸ்கிருத பாஷாங்கிறது லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜினுடைய பிரச்சாரிணி அப்படின்னாலே ஸ்ப்ரெட் பண்றதுன்னு அர்த்தம் ப்ராபகண்டா பண்றதுன்னு அர்த்தம் அதனுடைய சபா இது சரியா சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரணி சபான்னு பேரு இந்த சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரணி சபாங்கிறது ஆந்திர தேசே ஆந்திர ஆந்திர பிரதேஷ்ல சித்தூர் மண்டலே சித்தூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மண்டலம்னா டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு திருப்பதி சமீபே திருப்பதி பக்கத்துல ஏற்படு நாமக்கே கிராமே ஏற்படுன்னு ஒரு நாமத்தை உள்ளன்னு அர்த்தம் பெயரை வச்சுன்னு இருக்கிற நாமக்கேங்கிறது இந்த ஏற்படுன்னு பெயர் உள்ள ஒரு கிராமே ஒரு கிராமத்தில் கதிபயைகி பண்டித வர்யைகி ஸ்தாபிதா ஆசீத்து கதிபயைகினா சில பண்டித வர்யாக அப்படின்னா சிரேஷ்டாகான்னு அர்த்தம் பெரிய பண்டிதர்களால் அவளுடைய கூட்டங்களினால் திருத்தியா விபக்தி இது ரெண்டுமே கதிபயைகி பண்டித வர்யைகி ஸ்தாபிதா ஆசீது ஸ்தாபி ஸ்தாபிக்கப்பட்டதாக ஆசீது இருந்தது சரியா சோ இந்த சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரிணி சபா ஆசீத் இதான் மெயின் சென்டென்ஸ் சரியா எங்க ஆசீத்து ஆந்திர தேசே சித்தூர் மண்டலே திருப்பதி சமீபே ஏற்படு நாமக நாமக்கே கிராமே ஆசீத்து எப்படி யாரால ஆசீத்து கதிபயைகி பண்டிதவர்யை ஸ்தாபிதா ஆசீத் சரியா இருக்கா பண்டிதர்களினுடைய பெஸ்ட் அமாங் தி ஸ்காலர்ஸ் அவளால கதிபயம்னா சில இட் பை ஸ்காலர்ஸ் சரியா in the in Andhra Pradesh in place called in village called ஏற்படு which is near Tirupati and which comes under the Chittoor district of Andhra Pradesh சரியா அப்புறம் தாபகானாம் பிரமுக பண்டிதானாம் விற்பி ரீத்யா சித்தூர் பட்டணா கமனேன பிரமுக சித்தூர் பட்டண ஆகமனேன ஆகாரம் இருக்கே அங்க சித்தூர் பட்டண ஆகமனேன சப்யானாம் சத்பாவ சத்தாவனே ச பாவேன சத்பாவேன ச பாவேன ச சபா காரியாலயः चित्तूर् पट्टन एव स्थापितः ஆ, சித்தூர் பட்டணே ஏவ ஸ்தாபிதா ஸ்தாபகானாம் பிரமுக பண்டிதானாம் ஸ்தாபகானாம்னா the pe- people who established it அவ யாரு அப்படின்னா பிரமுக பண்டிதானாம் பிரமுகனா ரொம்ப பாப்புலர் பண்டிதர்கள்னா scholars so the the the scholars the popular uh, scholars uh, who established அவ வந்து என்ன அப்படின்னா அவளுடைய விருத்தி ரீதியா அவளுடைய தொழில் ரீதியாக சித்தூர் பட்டண ஆகமனேன அவன் வந்து they all came to Chittoor district somewhere related to their business அவளுடைய விற்த்தினா அவளுடைய வேலை விஷயமாக அர்த்தம் அது சம்பந்தமா இந்த சித்தூர் பட்டண ஆகமனேன வந்ததுனால பிரமுக சபியானாம் சத்பாவேனச்ச சபா காரியாலய சித்தூரு పట్టణే ஏவ ஸ்தாபிதா அண்ட் பிரமுக சபியானாம் சத்பாவேனச்ச அண்ட் ரொம்ப பாப்புலரா இருக்கிற சபியாகான மெம்பர்ஸ்னு அர்த்தம் ரொம்ப பாப்புலரான அந்த மெம்பர்ஸும் அங்க சத்பாவேன இருக்கின்ற காரணத்தினால் சபா காரியாலயா இந்த சபாயாக காரியாலயாகன்னு அர்த்தம் இந்த சபாவினுடைய ஆபீஸ் காரியாலயம்னா ஆபீஸ் அது வந்து சித்தூரு பட்டனே ஏவ ஸ்தாபித்தா it was established in Chittoor பட்டணம் அதாவது by the Samskrita Bhasha Pracharini Sabha was established in Chittoor பட்டணம் அப்படிங்கிறதுக்கு they are giving a are justifying by saying that there are there are many scholars who came to Chittoor பட்டணம் uh, with regard to their uh, work work leader uh, job related இதுக்காக காரணத்தினால they came to the came to Chittoor அப்ப வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து பிரமுக சப்யானாம் சத்பாவேனச்ச ஒண்ணு வந்து சில பண்டிதா தே கேம் டு சித்தூர் பட்டனா regarding due to their work சில பேர் வந்து they were already staying in Chittoor they were residents of Chittoor So Pramukha Sabhyanam Sadbhavena cha. There were many popular members who were already present in Chittur. அந்த காரணத்தினாலையும் சபா காரியாலய சித்தூர் பட்டனே ஏவ ஸ்தாபிதா the office of Chittoor Sabha was established in Chittoor itself புரியுறதா ஸ்தாபிதகங்கிறது உங்களுக்கு யுக்த பிரத்யம் கிளியரா இருக்கா ம் அதுக்கப்புறம் ததர்த்தம் சம்ஸ்கிருத சபா பவனம் அப்படி நிர்மிதம் ஆஹ் ததர்த்தம் டியூ டு திஸ் ரீசன் ஒண்ணு வந்து people who established it they entered Chittoor because of their work and one more thing is there members who already staying in Chittoor இந்த ததர்த்தம் இதுகோசரமே சம்ஸ்கிருத சபா பவனமபி நிர்மிதம் இதனாலதான் இந்த சம்ஸ்கிருத சபாவினுடைய பவனம் சபாங்கிறது இன் ஜெனரல் கோர்ட்டுன்னு அர்த்தம் இப்போ சங்கீதம் நடக்கிற சபா ஒரு ஒரு அரங்கம்ங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வந்து சம்ஸ்கிருத சபா அப்படிங்கிறது it's crowd of people who have the same mindset to start a start an institution so இந்த சம்ஸ்கிருத சபா பவனம் இந்த சம்ஸ்கிருத சபாவினுடைய பவனம்னா பில்டிங் பில்டிங்கும் கூட பவனம் அப்படி நிர்மிதம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் சரியா ஸ்தாபனம்ங்கிறது ஸ்தாபகா அப்படின்னா எஸ்டாப்ளிஷர் யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாளோ ஸ்தாபிதா அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்டு ஸ்தாபகர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுனா இருக்கும் புரியுறதா இங்க நிர்மிதம்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டட் ஓகேவா நிர்மாணம் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் இது எல்லாம் இத்த பிரத்தியத்துல இருக்கு சரியா அடுத்தது படிங்க சம் சம்ஸ்கிருத சபா ஸ்தாபிதா இது விட்டுடுங்க இது வந்து இது வந்து சாக்கல்ய சாக்கான்னு சொல்லுவோம் இது தேவையில்லை எப்ப வந்து சித்தூர் சபா எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு யாராவது கேட்டானா it was established on fifth September nineteen forty five கிறிஸ்த சகாப்தேன்னு அர்த்தம் ஏடி ஏடின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா அதுக்கு கிறிஸ்த சகாப்தே கிரீஷான்னு இருக்கு பார்த்தீங்களா கிறிஸ்துங்கிறது கிறிஸ்து அவரோட இயர் அந்த கிறிஸ்டியன் இரா அதுல வந்து ஃபைவ் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது சம்ஸ்கிருதத்துல வந்து நம்பர் சொல்லணும் அப்படின்னா முதல்ல இயர சொல்லிடணும் சரியா சோ இதுல இயர் சொல்லும் போது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லும் போது ஃபார்ட்டி ஃபைவ் முதல்ல சொல்லிடணும் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என்ன சம்ஸ்கிருதத்துல சத்வாரி பஞ்ச பஞ்ச பஞ்ச சத்வாரிஷத் கரெக்ட் பஞ்ச சத்வாரிம்சத் சத்வாரிம்சத்துங்கிறது நாற்பது ஃபார்ட்டி பஞ்ச சத்வாரிம்சத்துங்கிறது நாப்பத்தஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் சோ அது என்ன சொல்லணும் பஞ்ச சத்வாரிம்சத் அதிக நைன்டீன் ஹண்ட்ரட்னு சொல்லணும் ஏகோ ஏகோன விம்சத் ஏகோன விம்சதி விம்சத் சஹசிர சரியா சோ பஞ்ச சத்வாரிம்சத் அதிக ஏகோன விம்சதி சஹசிர தமே வருஷே சிதம்பர் மாசே நைன்த்துங்கிறது செப்டம்பர் இல்லையா பஞ்சம தினே பஞ்ச பஞ்சம ದಿನಾಂಕೆ ஆர் சரியா சோ இந்த மாதிரி ஏடி அந்த கிறிஸ்த சகாப்தே சம்பத்சரம்னா இயர்னு அர்த்தம் இது வந்து இந்த இயர் வந்து இதோட போறது இல்லனா இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ல வச்சரே சரியா சம்பத்சரே உங்க சம்பத்சரம்னா நீங்க நிறைய இந்த சங்கல்பத்துல பாத்துட்டு போயிருக்கோம் சம்ஸ்கிருத சபா ஸ்தாபிதா இந்த சம்ஸ்கிருத சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த வருஷம் தான் எப்ப வந்து சித்தூர் சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னா fifth September nineteen forty five சரியா ம் அப்புறம் ஆயாக சவ்யாக பகவோ பகுவோ விவிதாஷ்ட சந்தி பகுவோ இல்ல இங்க உக்காரம் தப்பு பகவக சரியா பூவ தப்பா இருக்கீங்க சபாயாக சபியாக பகவக விவிதாக சந்தி இந்த சபாவினுடைய சபியாகனா மெம்பர்ஸ் அவ வந்து பகவக many and they were of different type சரியா அப்புறம் தே பிரதான தயா हम्म। वार्षिकस क- वार्षिकसभ्याः शास् शाश्च तस् त- சாஸ்வத சப்யாக ச இது த்விவிதாக ம். श्वेति दिव्- द्विविधाः द्विविधाः த்விவிதாக த்விவிதாக சோ வந்து இந்த சபைக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா அந்த மெம்பர்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன அப்படின்னா நிறைய மெம்பர்ஷிப் இருக்கு மெம்பர்ஸ் இருக்கா தே பிரதானதையா பிரதான த ஃபார்மோஸ்ட் கிளாசிபிகேஷன் எப்படி அதுல அப்படின்னா வார்ஷிக சபியாகா வார்ஷிகம்னா வருஷம் ஆனுவல் மெம்பர்னு அர்த்தம் சரியா ஆனுவல் மெம்பர்ஸ் சாஸ்வத சபியாகனா லைஃப் மெம்பர்ஸ் சரியா இப்ப நம்ம மியூசிக் சபால கூட மியூசிக் அகாடமி எல்லாம் எடுத்துனோம்னா you have a life membership and you have a yearly membership or monthly membership இல்லைன்னா அந்த சீசனுக்கு மாத்திரம் டிக்கெட் வாங்கிக்கிற மெம்பர்ஷிப் இருக்கணும் சரி அதே மாதிரி இதுக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா ஆனுவல் மெம்பர்ஸ்ன்னு சில பேர் சில பேர் லைஃப் டைம் மெம்பர்ஸ்ன்னு சில பேர் சரியா சாஸ்வதம் அப்படின்னா லைஃப் டைம் சஸ்வத்து லைஃப் டைம் அவா அவளே போனா கூட அந்த மெம்பர்ஷிப் வந்து அவ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கன் கண்டினியூ ஆகும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் சாஸ்வத சபியாகா இது த்விவிதாகனா two types there are two types of membership one is the annual membership another another another thing is lifetime members சரியா சரியா கிளியரா இருக்கா அதுக்கப்புறம் சாதாரணாக சகாயகாஷ்ட வார்ஷிக சபியாக பவந்தி சாதாரணமா இருக்கிற பீப்புள் அண்ட் சகாயக்காக அப்படின்னா helpers those who come and வாலண்டியர்ஸ்னு வச்சுக்கோங்க சகாயக்காகனா அந்த வாலண்டியர்ஸ் இவா ரெண்டு பேரும் என்னன்னா தே ஆர் தி வார்ஷிக சபியாக they annual member members of the Sabha அப்புறம் போஷக்காக परिपोषकाः अभिवर्धकाः उद्धारकाः संस्थापकाश्च शाश्वत सभ्या भवन्ति ஆஹ் போஷகாக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ்னு அர்த்தம் those who support the sabha போஷகாக வளர் போஷகாக அப்படின்னாலே ஜென்ரலி வளர்க்கறதுன்னு அர்த்தம் சரியா இங்க வந்து சப்போர்ட்டர்ஸ் பரிபோஷகாக அப்படின்னாலும் ஆஹ் உங்களுக்கு வந்து அதை நரிஷ் பண்றவா ஃபர்தரா உங்களுக்கு வந்து அதை வளர்த்து மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறவா அவா அபிவர்த்தகாக அப்படின்னா யாரு வந்து அதை பத்தி ப்ராபகேட் பண்றாளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பத்த பாப்புலரைஸ் பண்றாளோ அவா உத்தாரகாக உத்தாரகாக அப்படின்னா அத வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது காப்பாத்துறவா அது மேல் தூக்கி விடுறவா அவா சம்ஸ்தாபகாகாச்ச அப்புறம் அந்த ஃபர்தரா அதை எஸ்டாப்ளிஷ் பண்றவா இவா எல்லாரும் சாஸ்வத சபியாக பவந்தி they are called as life members புரியுறதா சோ போஷகாக பரிபோஷகாக அபிவர்த்தகாக உத்தாரகாக சம்ஸ்தாபகாக சோ லைஃப் மெம்பர்ஸ்க்கே அஞ்சு டைப் இருக்கு போஷகாகங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் பரிபோஷகாகங்கிறது ஃபர்தரா அதை நரிஷ் பண்றவா அதுக்கப்புறம் அபிவர்த்தகாகாங்கிறது ப்ராபகேட் பண்றவா அதுக்கப்புறம் உத்தாரகாக அப்படிங்கிறது மேல தூக்கி விடுறவா இல்லைன்னா ரெஸ்கியூவர் காப்பாத்துறவா சம்ஸ்தாபகாகனா ஃபர்தரா எஸ்டாப்ளிஷ் பண்ண பண்ண வைக்கிறவா இவா எல்லாரும் they all category of life members புரியுறதா இதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் கஷ்டம் இதுல கிராமர் ஒன்றும் லகாரங்கள்லாம் சிம்பிள் பட் இந்த மாதிரி யூசேஜ் புதுசு புதுசா வார்த்தைகள் தான் நிறைய இருக்கு சரியா இருக்கா அதுக்கு शाश्वत शाश्वत सभ्यता शु- शुल्कं सभा हम्म। सभायाः स्थिरसम्पत्ति मूलधनं भवति ஆஹ் ஆஹ் சாஸ்வத சப்யா சப்யதா சுல்கம்ங்கிறது இருக்கு இல்லையா இந்த லைஃப் மெம்பர்ஸ்க்கு மெம்பர்ஷிப்புக்கு கொடுக்குற அந்த சுல்கம்ங்கிறது ஃபீ ஃபீஸ் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன்ங்கிறது சபாயா ஸ்திர சம்பத்தி அதுதான் வந்து பர்மனன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி இது அதை வச்சுட்டு தான் அதை பேஸா வச்சுட்டு தான் மேல ஆரம்பிப்பான் புரியுறதா முதல்ல இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா அப்படின்னா அத வந்து டெபாசிட் பண்ணி அதுல வர இன்ட்ரெஸ்ட்ல ஓட்டுறாலும் அந்த மாதிரி சாஸ்வத சபியதா சுல்கம்ங்கிறது அந்த ஃபீ ஓகேவா சாஸ்வத சபியதா சுல்கம் சாஸ்வதம்ங்கிறது லைஃப் டைம் சஸ்வத்து ஸ்திரமா இருக்கிற ஒண்ணு சபியதா அந்த மெம்பர்ஷிப்ங்கிறது அதனுடைய சபியதாயாக சுல்கம் அதனுடைய ஒரு ஃபீங்கிறது சபாயாக ஸ்திர சம்பத்தி அந்த சபாவினுடைய ஸ்திர சம்பத்திகினா பர்மனன்ட் காசு அது எதுக்கு அப்படின்னா அதுதான் தட் இஸ் த மூலதனம் ஓகேவா அப்புறம் சபாயாக பரிவர்த்தி தனிய பரிவர்த்தித நியம நியமாவளி அனுசரித்திய காரிய வர்க்க காரிய நிர் நிர்வாகி சந்தே ಸಂದೇಶ್ಚೇತಿ ಅಂಗಶ್ಚ ಘಾದ್ ಘಕಾರ ಚೇತಿ ದ್ವೌ நிகாயௌ ஸ்தஹ சபாயாக சபாவினுடைய பரிவர்த்தித நியம ஆவலியும் அனுசிருத்திய பரிவர்த்தித்தம் அப்படின்னா சேஞ்ச் நியம்னா ரூ நியமம்னா ரூல்ஸ் ஆவலினா அதனுடைய ஆவலினா இன் ஜெனரல் லைன் அர்த்தம் இங்க நியமாவலினா கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க சேஞ்ச் ஆற அந்த guidelines based on the changing guidelines என்ன ஆகும் அப்படின்னா காரிய வர்க்க காரிய நிர்வாகிக சங்ககச்ச துவௌ நிகாயோ ஸ்தக காரிய வர்க்கம் அப்படின்னா காரியத்தை செய்யறவா காரிய நிர்வாகிகம் அப்படின்னா காரியத்தை யாரு நிர்வாகம்னா மேனேஜ் பண்றது மேனேஜ் பண்றவா இந்த மாதிரி சங்கச்ச ரெண்டு சங்கம் துவௌ நிகாயோ நிகாயம்னா நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் கேட்டகரி இல்லைன்னா கிளஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கிளஸ்டர்ஸ் வந்து இருக்கா பேஸ்ட் ஆன் தி பரிவர்த்தித்த நியமாவளியும் அனுசருத்திய அனுசருத்தியனா based based on the changing guidelines என்ன அப்படின்னா காரிய வர்க்கம் காரியத்தை செய்யற குரூப் காரிய நிர்வாகிக்க சங்கஷ்ட சங்ககன குரூப்னு அர்த்தம் அந்த அந்த அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு புரியுறதா அப்புறம் சபாயாக பரிபாலன दै- दैन्तिन कार्य நிர்வாகனம் निर्वहनं चेमौ सङ्गौ पुरतः ஆஹ் पुरतः சபா சபாயாக பரிபாலன தைனந்தின காரிய நிர்வகணம் ச இமௌ சங்கௌ குருதக சபையினுடைய பரிபாலனம் அப்படின்னா பரிபாலனம் பண்றது அப்படின்னா அதை வந்து டெய்லி வந்து மேனேஜ் பண்றது அது தைனந்தினம் அப்படின்னா எவ்ரிடே காரிய நிர்வகண நிர்வகணம் சி ஒண்ணு வந்து பரிபாலனம்ங்கிறது இன் ஜெனரல் ப்ரொடெக்ஷன் அர்த்தம் இந்த இடத்துல வந்து ரூல் பண்றதுங்கிற அத வந்து அந்த சபைய வந்து நடத்துறதுங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் தைனந்திக காரிய நிர்வகணம் டே டு டே தைனந்தினம்னா day to day day to day காரிய நிர்வகணம் காரியத்தை நிர்வாகம் பண்றது அப்படிங்கிற ச இமோ இந்த ரெண்டும் சங்கவு குருத்தகா இந்த குரூப் ஆனது செய்யறது புரியுறதா காலே காலே பிரவர்த்த பிரவர்த்தமானைகி சர்வ சவ்ய சமாவேஷைகி காரிய காரிய வர்கோ வர்கோ நிர்வார் நிர்வாச்சித் சித்தோ பவதி காலே காலே பிரவர்த்தமானைகி சர்வ சவ்ய சமாவேஷைகி காரியவர்க்கா நிர்வாச்சிதோ பவதி சோ வந்து காலே காரே காலேனா ஒவ்வொரு டைம் பிரவர்த்தமானை ப்ரொசீடிங்ஸ் என்னெல்லாம் நடக்கிறதோ சர்வ சபிய சமாவேஷகி எல்லா சபியர்களுடைய அந்த சமாவேஷம் அவளுடைய பிரசன்ட் அவளுடைய பிரசன்ஸாலையும் காரியவர்க்கா நிர்வாச்சிதா பவதி அந்த காரியத்து காரிய வர்க்கம் அந்த காரியம் செய்யற அந்த குரூப்பினுடைய இட் இஸ் பீன் நிர்வாச்சிதான்னா இன்டர்பிரிட்டட்னு அர்த்தம் அவ எப்படி அவ என்னெல்லாம் பண்ணணும்ங்கிறது அப்போ காலத்துக்கு அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நடக்கிற விஷயத்துல தே வில் பிரிங் சேஞ்சஸ் சரியா உம் காரிய நிர்வாக வர்க்கே அத்திய அத்தியக்ஷ உபாக்ஷ உபாத்தியக்ஷக காரியதர்ஷி உபகாரியதர்ஷி கோஷீதிகா கோஷாதிகாரி பரீட்சாதிகாரி प्रकाशाना प्रकाशनाधिकारी प्रचाराधिकारी चे इति अष्टौ प्रदा प्रदाधिकारिणः भवन्ति அஹ் எதுக்கு பிரதாதிகாரி பதாதிகாரி தானே இருக்காங்க पद या या या ம், पदः पदाधिकारिणः भवन्ति कार्य निर्वाहक वर्गे अध्यक्षः उपाध्यक्षः कार्यदर्शी उपकार्यदर्शी कोशाधिकारी परीक्षाधिकारी प्रकाशनाधिकारी प्रचारका प्रचार प्रचाराधिकारी च इति अष्टौ पदाधिकारिणः भवन्ति पद பதம்னாலே ஃபுட் ஸ்டெப்புக்கு பேரு பதாதிகாரினக அப்படின்னா போஸ்ட்னு வச்சுக்கோங்க எட்டு போஸ்ட் இருக்குங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னா காரிய நிர்வாகக வர்தே வர்க்கே காரியத்தை நிர்வாகம் பண்றாளோனோ மேனேஜ் பண்றாளோனோ அந்த வர்க்கே அந்த குரூப்ல அத்தியக்ஷா அப்படின்னா பிரசிடென்ட் உபாத்தியக்ஷனா வைஸ் பிரசிடென்ட் காரியதர்ஷி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதுன்னு வச்சுக்கோங்க சூப்பர்வைசர் உபகாரிய ஆமா உபகாரியதர்ஷி அப்படிங்கிறது அவருக்கு அசிஸ்டன்ட் கோஷாதிகாரிங்கிறது ட்ரெஷரி ட்ரெஷரர் அதுக்கப்புறம் பரீட்சாதிகாரின்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிரகாசன அதிகாரி அப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் பிரகாசனம்னா உங்களுக்கு வந்து பப்ளிகேஷன்ஸ் அதிகாரிங்கிறது அந்த போஸ்ட்ல இருக்கிறவா பிரச்சாராதிகாரி அப்படின்னா பிரச்சாரம் பண்றவா those to propagate to propaganda regarding the sabha இவா இச்சா இதி என்று அஷ்டவு பதாதிகாரினகா எட்டு போஸ்ட் வந்து இருக்கு பதாதிகாரின் காரிணவ் காரினக சோ இது புளூரல்ல இருக்கு அதான் நகா வந்தா என்னடா அது சிங்குலர்ல இருந்து பவந்தின்னு வந்திருக்குன்னு யோசிக்க கூடாது இது வந்து புளூரல்ல இருக்கு அதிகாரின் அதிகாரினவ் அதிகாரினக பிரதம விபக்தி ஏகவச்சனம் சரியா சோ காரிய நிர்வாக வர்தே அஷ்டௌ பதாதிகாரினக பவந்தி அதான் மெயின் சென்டென்ஸ் அந்த எட்டு பேர் யாரு அப்படின்னா அத்தியக்ஷா உபாத்தியக்ஷா காரியதர்ஷி உபகாரியதர்ஷி கோஷாதிகாரி பரீட்சாதிகாரி பிரகாசனாதிகாரி பிரச்சாராதிகாரி சைதி அஷ்டௌ பதாதிகாரினா பவந்தி சரியா இருக்கா நீங்க பை மிஸ்டேக் ஏக்கவச்சனம் சொன்னேன் பகுவச்சனம் எது மிஸ்டேக் இல்ல இல்ல நீங்க பை மிஸ்டேக் சொல்றச்சே ஏகவச்சனம் பிரதமா விபக்தி பகுவச்சனம்னு சொன்னேன் சொல்றதுக்கு பதில் ஏகவச்சனம் சொன்னேன் ஓகே ஓகே அப்புறம் ரெக்கார்டிங்ல அதனால ஏவம் காயா நிர்வாகி க சங்கே அப்பி பிரதான மந்திரி பரீட்சா மந்திரி நிதி மந்திரி பிரகாஷக மந்திரி प्रचारकमन्त्री चे इति पञ्चपदाधिकारिणः अन्ये कतिपय सभ्याश्च भवन्ति உம் ஏவம் இதே மாதிரி காரிய நிர்வாகிக சங்கே அபி சோ இங்க இ- இந்த காரிய நிர்வாகக வர்க்கம் இது காரிய நிர்வாகக சங்கம் அந்த குரூப்லயும் கூட பிரதான மந்திரி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்க முடியாது இஸ் சீஃப் பரீட்சா மந்திரி அப்படிங்கிறது எக்ஸாம் கண்ட்ரோல் பண்றவர் நிதி மந்திரி அப்படிங்கிறது பினான்ஸ் மினிஸ்டர் பிரகாஷக மந்திரின்னா பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ற அந்த மினிஸ்டர் பிரச்சாரக மந்திரி அப்படின்னா ப்ராபகண்டா பண்றவர் இது பஞ்ச பதாதிகாரினக மேலும் அஞ்சு போஸ்ட் அந்நிய கதிபய சபியாக இன்னும் நிறைய கதிபயம்னா மெனி சபியாகான மெம்பர்ஸ் பவந்தி இதில் இதெல்லாம் எங்க பவந்தி காரிய நிர்வாக சங்கே அப்படி பவந்தி சரியா அப்புறம் சபாயாக சபாயாகா சர்வைஹி சபியைஹி சபைய சபாவினுடைய சித்தூர் சபாவினுடைய சர்வைஹி சப் சவ்யைகி எல்லா மெம்பர்ஸ்னாலையும் நிர்வாச்சிதைஹி அவர் சொல்லப்பட்ட காரிய வர்க்கியைஹி அந்த காரிய வர்க்கங்களினால் பதாதிகாரிபிஹி அந்த அந்த போஸ்ட்ல இருக்கவாளால தத் சபியைஹி ச அந்த மெம்பர்ஸ்னாலையும் சபா காரியக்கிரமாக பிரவர்த்திதா பவதி பிரவர்த்திதா அப்படின்னா இந்த காரிய கிரமம்ங்கிறது ஒர்க்கு இல்லைன்னா அந்த காரியங்கள் அந்த program the program of the sabha பிரவர்த்திதகானா இட் ரன்ஸ் யாரால ஊ ரன்ஸ் இட் அப்படின்னா இவா எல்லாரும் சபையினுடைய சர்வைகி சப்யைகி நிர்வாச்சிதைகி எல்லா மெம்பர்ஸ் அண்ட அங்க பேசுறவா ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் அந்த காரிய காரியவர்கீயகி காரியத்துல ஈடுபடுறவா அப்புறம் பதாதிகாரி அந்த போஸ்ட்ல இருக்கிறவா தத் சப்யைகிச்ச அதனுடைய மெம்பர்ஸ்னாலையும் சபாவினுடைய காரியக்கிரமக அந்த ப்ரோக்ராம் வந்து பிரவர்த்திதா பவதி அதுதான் they only run the program இவா எல்லாரும் எல்லாராலையும் காரியக்கிரமக பிரவர்த்திதா பாசிபிள் இருக்கு சரியா எல்லாராலையும் காரியக்கிரமமானது நடக்கப்பட்டது நடத்தி வைக்கப்பட்டது வைக்கப்படுகிறது சரியா அப்புறம் பிரதிஷான் மாசம் அயனே அயனே பாத்ர பத பாத்ர भाद्रपदमासे फाल्गुनमासे च परिचयः अभिज्ञः विचक्षणः समर्थः कोविदः विद्याभूषणश्चे चे इति सभायाः षट् परीक्षाः प्रचलन्ति பிரதி ஷன் ஷான் மாசம் அப்படின்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்னு அர்த்தம் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் அயனே அயனே அயனம்னா தட்சிணாயனம் உத்தராயணம் சரியா தட்சிணாயனத்துல ஒரு பரீட்சை உத்தராயணத்துல ஒரு பரீட்சை இப்ப நம்ம எழுத போறது உத்தராயணத்துல சரியா பாத்ரபத மாசே பாத்ரபத மாசம்ங்கிறது உங்களுக்கு புரட்டாசி பால்குண மாசே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பங்குனி மாசம் மார்ச் மார்ச் பன்னெண்டு இந்த வாட்டி ச பரிச்சயா பரிச்சயா எக்ஸாம் அபிக்ஞா எக்ஸாம் விசக்ஷணா சமர்த்தா கோவிதா வித்யாபூஷணா ச இது என்று சபாவினுடைய ஷட் பரீட்சாக பிரசலந்தி ஆறு பரீட்சைகள் நடக்கின்றன கண்டக்டட்னு அர்த்தம் நடக்கின்றனா லிட்ரலி வாக்கிங் இல்ல பீங் கண்டக்டட்னு அர்த்தம் சரியா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தான் இந்த பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸா டியூ டு கோவிட் நிறைய கேன்சல் ஆயிடுச்சு இல்லைன்னா it used to be September மாசம் புரட்டாசி மாசம் ஒண்ணு மார்ச் வந்து உங்களுக்கு வந்து பங்குனி மாசம் இந்த ரெண்டு மாசத்துலயும் உத்தராயணத்துல ஒரு பரீட்சை தட்சிணாயத்துல ஒரு பரீட்சை இந்த மாதிரி பரீட்சையா அபிக்யா விசக்ஷனா சமர்த்தா கோவிதா வித்யாபூஷணன்ட்டு ஆறு வருஷ சரியா அதுதான் அப்புறம் விவித பிரதேசேஷு பகுஷு பரீட்சா கேந்திரேஷு சஹஸ்திரஷக பரீட்சார்த்தினக பரீட்சாக லிகந்தி ஆஹ் சோ விவித பிரதேசேஷு பல பிரதேசங்களில் பகுஷு பரீட்சா கேந்திரேஷு நிறைய பரீட்சா கேந்திரம் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் சென்டர் நிறைய சென்டர்களில் சரியா சஹசிரஷக ஆயிரக்கணக்கான பரீட்சார்த்தினா வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸ் அர்த்தம் பரீட்சார்த்தினா one who wants to write exams so அந்த நகா அந்த students who wish to write exams அவா பரீட்சாக லிகந்தி பரீட்சைகளை எழுதுகின்றார்கள் பரீட்சாங்கிறது ஸ்திரீலிங்கம் அவங்களுக்கு வித்யா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு பரீட்சார்த்தினா பரீட்சாக லிகந்தி புரியுதா பரீட்சையை எழுதணும்னு விரும்புவர்கள் பரீட்சையை எழுதுகின்றார்கள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வருது உம் அப்புறம் தெலுங்கு தமிழ் கன்னட மலையாளம் ஆங்கிலாதி ஆங்கிலாதி பாஷாசு அனுவாத அனுவாதின பந்த அனுவாத நிபந்த ரச்சனாயுதாக அனுவாத நிபந்த ரச்சனாயுதாக பரீட்சை சபையா பிரச்சாலியந்தே சபையா பிரச்சாலியந்தே சரியா அதான் சோ தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் இங்கிலீஷ் ஆதி பாஷாசு இந்த பாஷைகளில் அனுவாதம் அனுவாதம்னா டிரான்ஸ்லேஷன் நிபந்த ரச்சனா அப்படின்னா எஸ்ஏவை வந்து கம்பைல் பண்றது அதோட இருக்கின்ற பரீட்சைகள் சபையா பிரச்சாலியந்தே சபை இந்த சித்தூர் சபையினால் நட என்ன சொல்றது நடத்தி வைக்கப்படுகிறது பிரச்சாலியந்தே சரியா உம் அப்புறம் உத்தீர்ணாக யோகியதா பத்ராணி பிராப்துவந்தி பிராப்னுவந்தி நூ அது தூ இல்ல பிராப்னுவந்தி ஆமா பிராப்னுவந்தி உத்தீர்ணாக அப்படின்னா பாஸ் பண்ணவான்னு அர்த்தம் those who pass the exams యోగ్యతా పత్రాన్ని சர்டிபிகேட்ஸ் அர்த்தம் ப்ராப்னு வந்து those who pass the exam receive certificates அப்புறம் சமர்த்த கோவித சர்வ பிரதமதையா விட்டுட்டேல அந்த சென்டென்ஸ ஓ சர்வ பிரதமதையா உத்தீர்ணாம் மான்யதா விசிஷ்டா பரிகணயதே கண்யதே சர்வ பிரதமதையா உத்தீர்ணானாம் ரொம்ப ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்தா பாத்தீங்களா உத்தீர்ணகனா பாஸ்ன்னு அர்த்தம் சர்வ பிரதமதையா உத்தீர்ணானாம் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி டாப்ல வந்தவா அவளுடைய அவளுக்கு மான்யதா அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் ஒரு கௌரவம் அது விசிஷ்டா பரிகண்ணியதே அது வந்து it is considered as really great சரியா பரிகண்ணியத்தைனா கன்சிடர்டு விசிஷ்டானா those who come first in all India level they they are considered to be one of the best students சரியா அப்புறம் சமர்த்த கோவித வித்யாபூஷண பரீட்சானாம் சர்வகார மானியதாபி பிராப்த பிராப்தாஸ்தி ஆஹ் சமர்த்த கோவிதா வித்யாபூஷன் இது நாலு தான் முத மூணு வந்து உங்களுக்கு வந்து பரிச்சையா அபிக்ஞா விசக்ஷனா இது மூணு கிராஸ் பண்ணி நாலாவதுல இருந்து தான் உங்களுக்கு சம்ஸ்கிருத லிட்ரேச்சர் கிராமர் எல்லாமே நிறைய வரும் சமர்த்தா கோவிதா வித்யாபூஷணம் இந்த பரீட்சானாம் இந்த பரீட்சைகளினுடைய சர்வ காரிய மானியதாப்தி மானியதாபி பிராப்தா அஸ்தி சர்வகாரம்னா கவர்மெண்ட் மானியதா மானியதா அப்படிங்கிறது மதிப்புன்னு ஒண்ணு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஏதோ கிடைக்கும் அதுவும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் சபாயாக கோவித வித்யாபூஷண பரீட்சோத்தீர்ணாக பண்டிதஸ்தானேஷு நியோஜியந்தே ஆஹ் சபாயாக சபையினுடைய சித்தூர் சபாவினுடைய கோவிதா வித்யாபூஷண பரீட்சா உத்தீர்ணாக கோவிதா வித்யாபூஷன் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா பண்டிதஸ்தானேஷு நியோஜியந்தே அவளுக்கு வந்து they've given the title of a scholar அவளை வந்து தேவ் ஸ்காலர்ல எந்த லெவல்ல வைப்பாலும் அந்த பிகாஸ் இந்த கோவிதா பார்த்தேன்னா அஞ்சு பேப்பர் எழுதணும் அதுல வந்து அஞ்சாவது பேப்பர் ஸ்பெஷல் பேப்பர் அது வந்து ஸ்பெஷல் பேப்பர் வந்து அலங்காரம் இருக்கும் வியாக்கரணம் இருக்கும் நியாயம் இருக்கும் மீமாம்சம் இருக்கும் வேதாந்தம் இருக்கும் ஆயுர்வேதம் இருக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வித்யாபூஷன்ல ஆறு பேப்பர் இருக்கும் அஞ்சு பேப்பர் ஜென்ரல் பேப்பர் ஆறாவது ஸ்பெஷல் பேப்பர் எழுதணும் சோ இதை இந்த இந்த ஆறு பரீட்சையை பாஸ் பண்றதே பெரிய விஷயம் சோ இதுல சபாயாக கோவித வித்யாபூஷண பரீட்சா உத்தீர்ணாக அதுல பாஸ் பண்ணவாளுக்கு பண்டித்தஸ்தானேஷு நியோஜியந்தே அவளுக்கு வந்து பண்டித்த ஸ்தான ஸ்தானங்களில் வைக்கப்படுகின்றார்கள் அப்புறம் कोविद विद्याभूषण परीक्षासु अलङ्कारः व्याकरणं न्यायः मीमांसा वेदान् वेदन्त वेदान्तः धनवर्णं वेदान्तः ज्योतिषम् आयुर्वेद अ, चे इति ஐச்சிகாக शिक्षिकाः शास्त्री शास्त्रीय शास्त्रीय विषया अपि अध्येय प्रणाल प्रणाल्यां मन्तर् भवन्ति வெரி குட் சோ வந்து என்ன கோவித வித்யாபூஷண பரீட்சா சோ இந்த கோவிதா வித்யாபூஷன் எக்ஸாம் இல்ல அலங் இப்ப சொன்னேன் அலங்காரம் அலங்காரம்ங்கிறது உங்களுக்கு அலங்கார சாஸ்திரம் வியாக்கரணம்ங்கிறது கிராமர் நியாயம்ங்கிறது உங்களுக்கு லாஜிக் மீமாம்சம்ங்கிறது மாத்து மிச்சா அந்த வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ வச்சுண்டு அது எதுக்கோசரம் இது போட்டிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ற ஒரு சாஸ்திரம் தான் மீமாம்சா உங்களுக்கு அது வந்து அந்த வாக்கியங்களுக்கு வாக்கியத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப யூஸ் ஆ யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீமாம்சா சாஸ்திரம் வேதாந்தம்ங்கிறது தான் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு அது மெயினா உங்களுக்கு அத்வைத்தம் துவைத்தம் துவைத்தம் சொல்லுவா அதனுடைய வேதத்தினுடைய அந்தம் எதுனா உபனிஷத்து சோ அந்த உபனிஷத்துகளை கத்துக்கிறது இந்த ஷட்டு தர்ஷனம் இருக்கு நியாயம் வைசேஷிகம் இப்ப சொல்லியிருக்காளே இதெல்லாம் சாங்கியம் யோகம் பூர்வமீமாம்சா உத்தரமீமாம்சா இந்த உத்தரமீமாம்சாக்குள்ளதான் உங்களுக்கு அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் எல்லாம் வரும் அந்த வேதாந்தா ஜோதிஷம்ங்கிறது அஸ்ட்ராலஜி ஆயுர்வேதம்ங்கிறது ஆயுர்வேத சாஸ்திரம் ஆயுர்வேத ச இது ஆயுர்வேதேதி ஐச்சிகாக அப்படின்னா டிசையர்டுன்னு அர்த்தம் விரும்பின சாஸ்திரிய விஷயாக சாஸ்திர விஷயங்கள் விஷயங்களும் கூட அத்தியேய பிரணாலியாம் அத்திய அத்தியாயம் அப்படின்னா டீச்சிங் அதனுடைய பிரணாலி அப்படின்னா கரிக்குலம் டீச்சிங் கரிக்குலம்ல அந்த ஒட்டவர் சிலபஸ் அந்த சிலபஸ்ல அந்த இது எல்லாம் வருது இந்த கோவிதா வித்யாபூஷனுக்குள்ள சரியா ஒரு ஒரு ஒரு பிஏ எம்ஏ லெவல்ல என்னென்னலாம் நாடகம் படிக்கிறோமோ அது எல்லாம் உங்களுக்கு வித்யாபூஷணத்துக்குள்ள வந்துடும் ஒரு நாலு அஞ்சு நாட்டகம் முடிச்சிருவேள் அண்ட் அந்த ஃபிஃப்த் பேப்பர் ஸ்பெஷல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அலங்கார சாஸ்திரங்கள் பாதி கவர் ஆயிடும் சரியா அதுக்கப்புறம் கௌர்வாணி நாம மாசிக்கு சம்ஸ்கிருத பத்திரிகாபி அனையா சபையா சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதி பிரச்சார பிரச்சாரார்த்தம் பிரகாஷயத்தே பிரகாஷ்யத்தே பிரகாஷ்யத்தே கைர்வாணி அப்படிங்கிற நாம பெயர் உள்ள மாசிகி சம்ஸ்கிருத பத்திரிகா அப்படி மந்த்லி சான்ஸ்கிரிட் நியூஸ் பேப்பர் சரியா மந்த்லி எடிஷன் அது அனையா சபையா இந்த சபையினால் சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதி பிரச்சாரார்த்தம் நம்ம சம்ஸ்கிருதம் மற்றும் சம்ஸ்கிருதி சம்ஸ்கிருதினா கல்ச்சர் அதனை அதை பிரச்சாரம் செய்வதற்கோசரம் பிரகாஷ்யத்தை பப்ளிஷ் பண்ணப்படுகிறது சரியா அப்புறம் சரள சைலியாம் விவிதர ரச்சனாபிகி विविधर रचनाभिः सम समलङ्कृता इयं मासिकी गौरवाणी கைர்வாணி गैर्वाणी पत्रिका पण्डितैः संस्कृतज्ञ तज्ञैः तदपि माणिभिः विद्यार्थिनभिश्च समा समादरणीय अस्ति ம், சமாதரணீயா அஸ்தி சரள சைலியாம் சரளம்னா சிம்பிள் ஷைலினா ஸ்டைல் சிம்பிள் ஸ்டைல்ல விவித ரச்சனாபிகி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரச்சனாங்கிறது கிரியேஷன் அதனால சமலங்கிருதா எம்பலிஷ்டு எம் மாசிகி கைர்வாணி இந்த மந்த்லி கைர்வாணிங்கிற ஒரு பத்திரிகா இருக்குவர் இட் இந்த கைர்வாணி பத்திரிகாங்கிறது it is been written in a very simple language with different articles embellished with different articles சரியா பண்டிதைகி யார் எழுதியிருக்கா அது அப்படின்னா பண்டிதைகி சம்ஸ்கிருதஜி பண்டிதர்களாலும் சம்ஸ்கிருதம் ஜானாதி இது சம்ஸ்கிருத் சம்ஸ்கிருதஜா சம்ஸ்கிருதம் அறிந்தவர்கள் அர்த்தம் ஞைஹிங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு தத் அபிமானி பிஹி அண்ட் அந்த சம்ஸ்கிருதத்துல ஆசை வச்சுட்டு இருக்கா சம்ஸ்கிருதம் கத்துக்கணும் சம்ஸ்கிருதத்தை வளர்க்கணும் அப்படின்னு ஆசையுள்ள அவர்களாலும் வித்யார்த்தி பிகிச்ச நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் சமாதரணியா அஸ்தி சோ அது வந்து it should be protected or respected எது இந்த கைர்வாணிங்கிறது அதாவது ப்ரொடெக்டடை விட அதை வந்து நம்ம அந்த அந்த பேப்பர்லாம் அழியாம பாத்துக்கணும் இன்னும் நம்ம வந்து வி ஷுட் சப்ஸ்கிரைப்ங்கிற மாதிரி சரியா அப்புறம் யாமத் பாரத வியாபி நியம் யாவது யாவது பாரத வியாபினி இயம் கைர்வாணி பாரத புரிஞ்சுக்கோங்க படிங்க படிங்க திருப்பி ஒரு தடவை பாரத வியாபாணி व्यापानी வியாபினி व्यापिनी व्यापिनी इयम् इयं गैर्वाणी सभायाः नूनं विजयपताकेति नातिश नातिश நாதிஷயோக்திஹி ந அதிசயோக்திஹி அதிசயோக்தினா எக்ஸாஜரேஷன் அர்த்தம் அதிசயோக்தின்னு ஒரு அலங்காரம் இருக்கு அதிசயோக்தினா அதிசயமான உக்தி உக்தினா சேவிங் அர்த்தம் அதிசயோக்திகினா ஒரு எக்ஸாஜுரேஷன் அர்த்தம் ந அதிசயோக்தி அப்படின்னா it is not an exaggeration to say that யாவத் பாரத வியாபினி இயம் கைர்வாணி பாரதம் பூரா வியாபிச்சிருக்கிற இந்த இங்க பாருங்க இங்க வந்து யாவத்து பாரத வியாபினி பிளஸ் இயம் இவ்வளவு பதம் இருக்கு இந்த இடத்துல யாவத் பாரத வியாபினியம் இந்த கைர்வாணி இந்த கைர்வாணியானது சபாயாகா சபையினுடைய இந்த சித்தூர் சபாவினுடைய விஜயபதாகா வெற்றி கொடி என்று சொன்னால் அது என்ன சொல்றது இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன் அது வந்து மிகுதையா மிகுதி ஆகாது மிகுந்ததாக ரொம்ப ஜாஸ்தி சொன்ன மாதிரி இல்ல இட் இஸ் ஜஸ்ட் இந்த இந்த கைர்வாணிங்கிற ஒரு பத்திரிக்கை தான் it carries a block of the Chittoor Sabha விஜய பதாகா அதுதான் வெற்றி கொடி ஆஃப் சபா எதுன்னா இந்த கைர்வாணி பத்திரிக்கை தான் if I say that that uh, this uh, Gairvani, that this uh, monthly uh, Patrika magazine Gairvani uh, carries the uh, uh, victory flag of uh, Chittur Sabha, then it may not be an exaggeration. Noonamna indeed. So indeed, it's not an uh, exaggeration. Sariya, apuram. Evam na kevalam केवलम् आन्ध्रप्रदेशे दक्षिण दक्षिणापदे पते च किन्तु सर्वत्र भारते भारते अनया सभया क्रियमाणो अस्ति ஆஹ் ஏவம் சம்ஸ்கிருத பிரச்சாரா பிரச்சாரக சம்ஸ்கிருதத்தை பரப்புறது பிரச்சாரம்னா ஸ்ப்ரெட் பண்றது ந கேவலம் ஆந்திர பிரதேசே தட்சிணாபதே நாட் ஒன்லி இன் ஆந்திர பிரதேஷா ஆர் இன் தி பதம்னா உங்களுக்கு வழின்னு அர்த்தம் இந்த சவுத் சதர்ன் ரீஜன் ச கிந்து பட் சர்வத்திர எல்லா இடத்துலயும் பாரதே தேசத்தில் அனையா சபையா கிரியமானக அஸ்தி எல்லா இடத்துலயும் இந்த சபையினால இட்ஸ் பீன் டன் செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்புறம் சபாயாக எது கிரியமானக அஸ்தி இந்த பிரச்சாரக பிரச்சாரக சபாயாக அத்தியக்ஷர ஸ்வர்கீய மா ஸ்வர்கீய மா அனந்த சயனம் ஐயங்கார் மகோதயா ம் என்னது ஐயங்கார் ஐயங்கார் ஐயங்கார் ஐயங்கார் மகோதய ஸ்வர்கீய ச சாது கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண பண்டித வால் வாலங் இல்ல இல்ல கண்டித அலங்கிருத்தவான் அலங்கிருத்தவந்தௌ <laughs> இது உக்திஹி கிருதஜதாம் கிருதார்த்ததாம் ச சூச்சயதி சபாயாः அத்தியக்ஷஸ்தானம் ஸ்வர்கீய மா அனந்தசயனம் ஐயங்கார் மகோதயः ஸ்வர்கீய ச ராதாகிருஷ்ண பண்டிதः ச அலங்கிருத்தவந்தௌ இது உக்திஹி கிருதஜதாம் கிருதர்த்த கிருதார்த்ததாம் ச சூச்சயதி சபாயாः சபையினுடைய அந்த அத்தியக்ஷஸ்தானம் அந்த பிரசிடென்சியல் போஸ்ட் அது வந்து ஸ்வர்கீய அப்படின்னா லேட் செத்து போனேன்னு அர்த்தம் மறைந்தேன்னு அர்த்தம் மா அனந்த சையனம் சயனம் ஐயங்கார் மா அனந்த சயனம்னு ஒரு ஐயங்கார் மகோதயா அதுக்கப்புறம் ஸ்வர்கீயா லேட் ராதாகிருஷ்ண பண்டிதர்னு ஒருத்தர் அவ ரெண்டு பேரும் அலங்கிருத்த வந்தோ எதா இந்த அத்தியக்ஷ ஸ்தானத்தை அவ ரொம்ப பெரியவா போல இருக்கு அவ ரெண்டு பேரும் இந்த பிரசிடென்ட் போஸ்ட வந்து தேவர் அடோனிங் தி பிரசிடென்ட் போஸ்ட் அப்படிங்கிறத அலங்கிருத வந்தோ அலங்கிருத்தவான் அலங்கிருத்த வந்தௌ இதி உக்திகி என்ற அந்த ஒரு வார்த்தையானது கிருதஜதாம் கிருதார்த்ததாம் சூச்சயதி கிருதஜதா அப்படின்னா நன்றி ஒரு நன்றி உணர்ச்சியையும் அதே மாதிரி கிருதார்த்ததாம் அப்படின்னா ஒரு மேன்மையையும் சூச்சயதி இண்டிகேட் பண்றது இவா ரெண்டு பேரும் அதை வந்து they're the president of Chittoor Sabha அப்படின்னு சொல்றதுல it is a it is a ஒரு பெரிய ஒரு கிருதாக்ஞதா அவ வந்து அந்த போஸ்ட்ல இருந்ததுக்கு we, we thank at the same time, it's a very great thing to know that they were adorning those, that post. சரியா Yeah. Yeah. Yeah. Yeah. Yeah. Yeah. Yeah.